Thank you. வணக்கம் ஐயா வணக்கம் இப்போது மனசு சும்மாவே வச்சுருந்தா வேண்டாதெல்லாம் திங்க் பண்ணி இவர் ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்குது அதனால் கொஞ்சம் ப்ரீத்திங் வாட்ச் பண்ணுறது நாம ஜபத்தில் ஆழ்ந்துடுறது இதெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது அப்போ நம்ம அது கண் அதோட லயத்தில் விடாமல் நம்ம இழுத்துட்டு வர மாதிரி தானே அர்த்தம் அது ஓகேவா எனக்கு ஆனால் அது பிடிச்சிருக்கு ப்ரீத்திங் வாட்ச் பண்ணுறது இடைவிடாத நாம ஜபம் என் முயற்சி இல்லாமையே நாம ஜபம் வருது எப்போவுமே பாதி ராத்தில் தூக்கத்துலேருந்து எழுந்தா கூட நாம ஜபம் ஓடிட்டுருக்கும் ஹரே கிருஷ்ணா நாம ஜபம் தான் வேறு எதுவும் கிடையாது அதாவது மொத்தத்தில் வந்து இப்போ நீங்கள் நாம ஜபம் பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தம் கிடையாது நீங்கள் பண்ணுறா தான் பண்ணலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து தேவையில்லாத தாட்டு ஓடுதுங்கிறது மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தாட்டுகள் ஓடுறது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வருது இல்லைனாலும் அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து தாட் ஃபார்மில் தான் எதையாவது கொடுக்கும் அது நான் நீங்கள் இப்போ இப்போ இது வந்து என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஜெனரலாக மனசை வந்து நீங்கள் நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக அப்படியெல்லாம் பண்ணணும்னே தேவையில்ல பட் இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இப்போ தொடர்ந்து பண்ணுறோம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது இது ஒரு தப்பான காரியத்தை பண்ணலை ப்ரீத் வாட்சிங் இது ஜ இதெல்லாம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேட்டர் ஒர்க் மாதிரி மொத்தத்தில் நீங்கள் வந்து மனசு இப்படி தான் பங் ஃபங்க்ஷன் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினச்சி ஒன்று பண்ணுறத விட நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்துக்குமே ஒரு நடுநிலைங்கிற மாதிரி ஒரு தன்மை நம்ம எல்லாருடைய மனசுலேயுமே இருக்குது ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு இன்பத்தில் இன்பத்தை நாடுற போக்கு ஒன்று இருக்குது அதே மாதிரி துன்பத்தை வெறுக்கிறதுங்கிற மாதிரி ஒரு போக்கு இருக்குது அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஒரு போக்கு இருக்குது எது வேணாலும் வரட்டுங்கிற மாதிரி ஒரு ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஒரு போக்கு இருக்குது அந்த போக்கு தான் வந்து அதை வந்து தீர நிலைன்னு சொல்கிறது ஒரு இதெல்லாம் இன்பத்தில் மூழ்கிறதும் தப்பு அதே மாதிரி துன்பத்தில் வருத்தப்படுறதும் தப்பு ரெண்டுக்கும் நடுநிலையாக இருக்கக்கூடிய அந்த நிலையை வந்து ஒரு தீர நிலைன்னு சொல்கிறது அந்த நிலையில் நீங்கள் போகிறது தான் நம்முடைய உண்மையான நம்முடைய இயற்கையான நிலைங்கிறது அதுதான் அந்த இயற்கையான நிலைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிடணும் அப்படி ஒரு நிலை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கிடணும் எல்லாத்தையுமே துச்சமாக மதிக்கிற மாதிரி நம்ம மன இயக்கங்களை பொறுத்தளவில் எதுக்குமே இப்போ ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடி எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஒரு அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி இன்பத்தில் ரொம்ப அப்படியே மதிமயங்கி கிடக்கிறதும் தப்பு துன்பத்தில் தோண்டு போகிறதும் தப்பு எது இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி இருக்கிறது ஒரு வீரியமான ஒரு தீர்க்கமான நிலைங்கிறது ஒரு அம்சம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டால் நல்லது அவ்வளோதான் மற்றபடி இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சில பயிற்சிகள் பண்ணுறது மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களை கொஞ்சம் ஒரு சாஃப்டன் பண்ணுற மாதிரி ஒரு போக்கு இருக்குது இதெல்லாம் ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு கரெக்டு பிறகு நீங்கள் வந்து புரிய வேண்டியது அந்த ஒரு தீரமான நிலைன்னா என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கும் நல்லது செயலுக்கும் நல்லது ரெண்டுக்குமே நல்லதாக இருக்கும் இப்போ எங்கள் அண்ணன் பையனோட நிச்சயதார்த்தம் ஆனப்புறம் மேரேஜ் நின்றுருச்சு ரொம்ப ஆயிடுச்சு பதினஞ்சு இருபது நாள் ஆச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி தான் சமாதானம் பண்ணுறதுமே தெரில எங்கள் அண்ணன் ஒய்ஃப் அண்ணி அதுக்கு ஏதோ ஒரு வழி சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணலாம் இப்போ இது வந்து என்னென்னு சொன்னால் இவ அவங்களால் ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி அவங்க ஈடுபடலாம் ஏதோ ஒரு காரணம் வந்திருக்கு இப்போ நீங்கள் வந்து சில இதுகளெல்லாம் உங்களை மீறிய அம்சங்கள் நிறையா செயல்படுது உங்களை மீறிய அம்சங்களாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னாலும் அதை நீங்கள் வந்து இறைவனுடைய பொறுப்பில் விட்டுருங்க இறைவனுடைய பொறுப்பில் விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அந்த இறைவனுடைய இப்போ நாங்கள் அது வந்து டோட்டல் மைண்டுன்னு சொல்லுவோம் டோட்டல் மைண்டுன்னுட்டு விட்டாலும் சரி அல்லது இறைவன்ட்டு விட்டாலும் சரி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க முடியாத இறைவன் பொறுப்பில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இது நம்ம கையில் இல்லைல்ல இப்போ அது நடந்து முடிஞ்சது நாமளாக விருப்பம் நாமளாக நிப்பாட்டல தானாக ஏதோ வகையில் நடந்து போச்சு அதில் உங்கள் பார்ட்டில் ஏதாவது செய்கிறதுக்கு ஏதாவது இருக்குன்னா அதை மட்டும் அட்டன் பண்ணுங்க உங்களால் முடியாத அம்சங்களாக இருக்கிறத அதனுடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை டோட்டல் மைண்டட்டாக கொட்டிங்கன்னு சொன்னால் முதல்ல நாம் வந்து நம்ம பிரச்சனையிலேருந்து முதல்ல விடுபடுவோம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது சூழ்நிலை மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நம்ம ஃபேமிலியில் நம்ம பையனோ பொண்ணோ அஃபெக்ட் ஆகும்போது அவ்வளோ ஈஸியாக நம்மளால் இது பண்ண முடியறதில்ல இல்லையா ஆனால் அமைதி இல்லை அது பயிற்சினால தான் வரணுமா இல்லை எதுனாலுமே வர்றதில் தப்பு ஒன்றும் கிடையாதும்மா அந்த வர்றது வந்து உள்ளே இருந்துக்கிட்டு போகாமல் இருக்கிறது தானே தப்பு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு நுழைஞ்சுன்னா பயமே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை பயம் வரத்தான் செய்யும் அந்த பயத்தை விட்டு நீங்கள் விலகாமல் இருக்கிறது தப்பு இல்லை இந்த பாம்பே வெளியே அடித்து பற்றியாச்சு அதுக்கப்புறமும் பயம் வந்துக்கிட்டே இருந்து விழ விடுபட முடியாமல் இருந்தோம்னு சொன்னால் அது மனசில் ஒரு பாதிப்பாகிடுது இல்லையா அதனால் மனசு வந்து எப்போவுமே புத்தம் புதுசாக மாறிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆறு மாதிரி இருக்கணும் இந்த வினாடி என்ன உணர்வும் வரலாம் அடுத்த வினாடியும் அதே உணர்வு தொடரணும்னே அவசியம் இல்லை செயல்களை நீங்கள் மாற்றி அமைங்க மனசை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க அதில் என்ன அது எதுவுமே வராமல் இருக்கணும்னு நம்ம சொல்லலை வர்றது தான் இயற்கை வராமல் இருந்தால் தான் தப்பு வர்றதுல தப்பு கிடையாது வந்தது உள்ள இடம் பிடிச்சிட்டு போகமாட்டேன்னு இருக்கிறது தான் தப்பு அப்படி இல்லை எல்லா இடமும் வந்தால் ரொம்ப ஒரு அன்ஹாப்பியாக இருக்குது பட் இந்த ப்ரீத் ப்ரீத் வாட்ச் பண்ணுறதுலையோ நாம ஜபத்துலேயோ நல்ல ஹாப்பினஸ் கிடைக்குது இல்லை அதனால் அதை மற்ற எண்ணம் வராமல் இருக்குது அது மெயினாக மற்ற எண்ணம் வரலனாலே நம்ம ஹாப்பி ஆகிடுவோம் இல்லையா இல்லை இப்போ அவங்க நீங்கள் யாரோ ரிலேட்டிவ் சொல்கிறீங்களா அவங்களுக்கு இதை சொல்லி அவங்க செயல்பட முடித்த முடிய செயல்பட முடியுதா அவங்களால இல்லை அவங்க நாம ஜபத்தில் இல்லை அவங்க நான் அந்த ஹரே கிருஷ்ணா நாம ஜப இயக்கத்தில் இருக்கிறேன் அவங்க அதில் இல்லை அவங்க ஆன்மீகம் இல்லை சத்யநாராயண பூஜை பண்ணுறது அந்த மாதிரி இல்லை சரி மொத்தத்தில் வந்து மனதினுடைய இயல்போடு தான் அது எதையாவது பற்றி பிடிச்சிட்டு விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதை நாம் ஆமாம் நீங்கள் நீங்கள் அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால் அது நான் பிடிச்சா அது ஒரு தற்காலிகமான ரெமெடி அது தப்பு ஒன்றுன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு அது ஒரு கடை கடைசி வரைக்கும் அதுவுமே போதுனாலும் கூட ஓகே தான் இல்லை அது உங்களுக்கு காணலைன்னு சொன்னால் இந்த கட்டத்துக்கு வாங்க அது போதுன்னா அது கூட ஓகே தான் ஓகே